Hi friends welcome to my shelf இன்றைக்கி நம்முடைய பாரம்பரிய விளாட்டில் ஒன்று தான் இந்த மாதிரி நான்கு கட்ட விளாட்டு இந்த நான்கு கட்ட விளாட்டு வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தான் பெரியவங்களும் விளாடலாம் ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இது ஒரு ஸ்பெஷல் அவங்களோட கவனிப்பு திறனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் இந்த விளாட்டோட மெத்தட் வந்து ரெண்டு பேர் விளையாடக்கூடியது மூணு காய் இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு டீம் ரெட் கலர் வந்து ஒரு டீம் சொல்லி ரெண்டு டீமாக விளாடக்கூடியது இப்போ வந்து மூணு நேரம் விளாடணும் இந்த விளாட்டு ரெண்டு நேரம் ஜெயிச்சிட்டா அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்போ ரொம்ப கவனமாக விளாண்டுட்டே இருக்கணும் பிள்ளைங்களோட வந்து மனசை வந்து இது ஒருநிலைப்படுத்தும் இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ ரெட் கலர் டீமில் இருக்கிறவங்க ஒரு காய் வச்சுருக்காங்க அடுத்து ப்ளூ கலர் வைக்கணும் அடுத்து ரெட்டு அடுத்து ப்ளூ கலர் டீமில் உள்ளவங்க அடுத்து red colour team first red colour start பண்ணால் செகண்ட் டைம் விளாடும்போது ப்ளூ கலர் டீமில் இருக்கிறவங்க விளாடணும் இதுதான் இந்த விளாட்டோட ரூல்ஸ் இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து விளையாட்டு மட்டும் கிடையாது சின்ன பிள்ளைங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் தான் அதனால் பேரண்ட்ஸ் இப்போ பிள்ளைங்க கூட இருந்து அவங்களுக்கு விளையாட்டை சொல்லி கொடுங்க ப்ளூ டீம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரெட் வைக்கிறாங்க அடுத்து ப்ளூ வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கவனமாக விளாண்டுருக்கணும் ரெட் டீமில் உள்ளவங்க இப்போ வந்து ப்ளூ டீம் தான் ஜெயிச்சாங்க விளாடும் போதே விளாட்ட ஆரம்பமாயிரும் அதனால் இப்போ வந்து ப்ளூ டீம் தான் ஜெயித்தாங்க அதனால் ஃபஸ்ட் டைம் ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டாங்க அடுத்து இப்போ செகண்ட் டைம் பாருங்கள் ரெட் கலர் டீம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க Mommy. இப்போ பாருங்கள் ப்ளூ டீம் வந்து மாற்றி இங்கே எடுத்துகிட்டு வராங்க இந்த மாதிரி விளாண்டாலும் தப்பு கரெக்டாக அந்த லைனில் தான் வரணும் அது மட்டும் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து விளாடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும் டைம் கொடுக்கலாம் பழக பழக தான் எந்த விளாட்டுமே ரொம்ப ஸ்பீடாக வரும் ப்ளூ டீம் கவனமாக விளாடணும் இப்போ அவங்க கவனக்குறைவால் இப்போது ரெட் டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க பாருங்கள் ரெட் கலர் டீமில் உள்ளவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போது ரெட் கலர் டீம் வின் பண்ணியாச்சு first time blue colour team win பண்ணிச்சுது இப்போ second time red colour win பண்ணியிருக்காங்க இப்போது தேர்ட் ஒன் வந்து ப்ளூ கலர் தான் ஆரம்பிக்க போகிறாங்க இப்போது ப்ளூ கலர் டீம் வந்து தோத்துட்டாங்க ரெட் கலர் டீம் தான் மறுபடியும் ஜெயிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த பிள்ளைங்களை கண்டிப்பாக இந்த விளையாட்டுகளை